நான் உர உர சுத்த இல்ல ஒரு வருஷம் ஓடி போச்சே சாமி என் சாமி நான் வேணா வேணா சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்துடுச்சு சாமி ஐயோ சாமி நான் தண்ட சோறு துணையில சோறு துண்ண இல்ல எங்க அப்பா எடுத்தான் உருட்டு கட்ட சாமி அட கண்ண மூடி துறக்க இல்ல கர்ம முச்ச வருஷம் போச்சு சாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எப்படியாச்சு பொண்ணுண்டா சாமி என் சாமி என் சாமி இருபத்தி ரெண்டு சாமி வருஷம் சாமி வந்துச்சு சாமி முடியல சாமி அடிக்கடை போட்டுக்குன்னு காலேஜ் போகையில் பொட்டுக்குன்னு காலேஜ் போகையில் அரியற வச்ச என்னடா சாமி ஆன்லைன் எக்ஸாமு தான் ஆஃப்லைன் எக்ஸாம் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லாக்டவுன் போடணும் சாமி லாக்டவுன் போட்டா மறுபடியும் ஜாலியா வீட்லயே இருப்பேன் சாமி இந்த எலவு படிப்பு இல்லைன்னாக்கா பட்டாணி சாப்பிட்டு பத்துன்னு தூங்குவேன் சாமி இந்த வருஷம் சாமி என் சாமி இருபத்தி ரெண்டு சாமி வருஷம் சாமி வந்துச்சு சாமி முடியல சாமி ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஒரு வருஷம் வீணா போச்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஒரு வருஷம் வீணா போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாமி ஃப்ரெண்ட்ஸு கூட ஊரை சுற்றி ஒன்றுத்துக்கும் உதவாமல் போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வேலை கிடைக்கணும் சாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கல்யாணம் ஆகணும் சாமி நான் கேட்டது எதுவும் நடக்கல நான் கண்ணை கட்டினு கிணத்துல குச்சிருவேன் சாமி இந்த வருஷம் சாமி சாமி